பேர் அண்ணன் நம்பி அப்படியா நிறைய இருக்கு யார் என்ன நல்லா வாழ்ந்துவாயா நல்லா ருச்சியாக வாழ்ந்துவேன் ரத்தம் வருது அஷ்டமியாது யார் அடிச்சது நல்லது செய்ய போனால் நம்மளுக்கு கெட்டதான் நினைக்கிறது ஐயா ஹாஸ்பிட்டல் போனோம் இல்லை என்னமா பேசுகிறீங்க ஐயா இது வாட்ஸ்அப்ல அனுப்புங்க ஐயா வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு இது புதுசாக இருக்குது நான் உங்கள் டிஜி பக்கத்தில் ஒரு ஐயா இருக்கார் அவர்கிட்ட வந்து பேசுவோம் ஐயா வணக்கம் உங்கள் பேர் ரமேஷ் ஐயா எங்கேயா இருக்கு உங்கள் வீடு வீடுலாம் இல்லை தான் பிளாட்ஃபார்ம் தான் ஐயா பிளாட்ஃபார்ம்னாங்கிற என் பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் இருக்குது ரெண்டு பொண்ணு இருக்குது எல்லாரையும் பிரிஞ்சுட்டு இருக்கேன் சின்ன ப்ராப்ளம் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்கள வயசு பசங்க அஞ்சு பேர் அண்ணன் தம்பி அப்படியா நிறைய இருக்க யார் என்ன பார்க்குறாங்க யாரும் பார்க்கறதில்ல இது போல நீங்கள்லாம் வந்து ஏதோ கேட்குறீங்க இது வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஐயா வீடு எங்கே வீடு எங்கே வீடு இல்லை ஐயா பசங்கள்லாம் எங்கே இருக்காங்க பொண்ணுங்களாம் செங்கல்பட்டில் இருக்காங்க ஐயா எப்போ நீங்கள் இங்கே வந்தீங்க நான் வந்து பத்து வருஷம் ஆகுது ஐயா பத்து வருஷமா இங்கே தனியாக தான் இருக்கீங்களா வருது ஐயா நிலமெல்லாம் நல்லா வாழ்ந்துவாங்க நல்லா ரிச்சியாக வாழ்ந்துவேன் மூணாயிரம் ரூபாய் வாடகை கேட்டுன்னு இருந்துவேன் எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு என் ரெண்டு பிள்ளை வாட்ஸ்அப்பில் பேசுவேன் நான் என்ன பண்ணுறாங்க பசங்க என்ன படிக்கிறாங்க ஒருத்தி இங்கே படிக்கிறா கோயின்மேரேஸ் காலேஜ் ஒருத்தர் நர்சிட்ட நீங்கள் எடுத்து முடிச்சிட்டா வீட்டுக்கு போனால வீடு எங்கன்னு இருக்குது ஐயா பொண்ணுங்க இருக்காங்களா அங்க போலாம் இல்லையே எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல ஐயா எங்க இருக்கிறாங்கன்னு தெரியலையே நான் என்ன பண்ண உங்களை போல ஆளுங்கிட்டு தான் நான் கேட்குறேன் இது போல கேட்குறீங்களே இது நீ வாட்ஸ்அப்பில் அனுப்பு ஒருத்த என் சொந்த பந்தத்தில் அஞ்சு பேர் என்ன நினைக்கிறாங்க ஐயா அஞ்சு பேர் எவனே பார்க்க மாட்டானுங்க போனாங்க வருவாங்க ஒரு நாள் இந்த வீடியோலாம் யாரா பார்த்து ஷேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வருவாங்க ஓட ஓட என்ன பிரச்சனை ஆயிடுச்சு இருந்தீங்க வந்துட்டீங்க என்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்காங்கள அவங்களுக்காக நீங்க வாழணும் இவங்களும் அம்மா பேச்சு தானே கேட்டுன்னு அப்பா பேச்சு கேட்கலையே ஐயா கேட்பாங்க நீங்கள் கிளம்பி போங்க இல்லை பத்து வருஷம் ஆகுது ஐயா பிரிஞ்சு ரெண்டாவது போகவே இல்லையா மன ஐயா கட்டுவோம் ஐயா கட்டுவ கிட்டலாம் வாழக்கூடாது ஐயா சத்தியமாயா கட்ட கூடனா வாழக்கூடாது ஐயா ரத்தம் வருது கஷ்டமே ஐயா அது யார் அடிச்சது யார் அடிச்சது நல்லது செய்ய போனால் நம்மளுக்கு கெட்டதான் நினைக்கிறது ஐயா இதெல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க ஐயா சாப்பிட்டீங்களா

सापड़ा